பெட்ரோல் டீசல்லாம் வண்டி ஓடுமா ஓடாது அப்ப இயக்கம் என்ற ஒன்று இயங்க வேண்டும் என்றால் இயக்குவதற்குண்டான இயங்கு விசை என்ற ஒன்று அவசியம் எஸ்ஆர்னோ இருக்கிறதுலே பெஸ்ட் மார்க் வாங்கிட்டேன் காலேஜ் டாப்பர் நான் தான் ஸ்டேட் டாப்பர் நான் தான் ஒருத்தன் பசியோட கண்ணு முன்னாடி போகிறான் அவனுக்கு சோறு வாங்கி கொடுக்கணும்னு தோண மாட்டேங்குது நீங்கள் ரேங்க் எடுத்து என்ன பிரயோஜனம் அதாவது ஞானம் அடைவதற்கு தமிழ் மொழியை விட மிக சிறந்த மொழி உலகத்துலேயே எதுவும் கிடையாது வார்த்தையை நல்லா கவனிச்சிங்கனாவே எல்லா பொருளும் அதுலேயே இருக்கும் இந்த சாக போகிற வாழ்க்கைக்குள்ள எனக்கு ஏன் இந்த உடல் கொடுக்கப்பட்டது நான் எப்படி வாழணும் இது எங்கே போய் முடிய போகுதுன்ற கேள்வி உங்களுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஞானம் பிறந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ நான் கடவுளை பற்றிலாம் பேசலை நான் அன்பை பற்றி பேசுகிறேன் கடவுள் இருக்காரா இல்லையான்னு எனக்கு தெரியும் நீங்கள் நம்ப வேண்டாம் நான் ஒன்றை மட்டும் சொல்கிறேன் கடவுளை பற்றியே பேச வேணாம் கருணையை பற்றி பேசுவோம் ஏன்னா கருணைக்கு இன்னொரு பேர் கடவுள் குருவே சரணம் மகாசிவராத்திரி அன்னைக்கு மகாவிஷ்ணுவோடு சேர்ந்து தியானம் பண்ணது ரொம்ப சிறப்பாக இருந்தது எப்போவுமே வந்து மகா சிவராத்திரி அன்னைக்கு வீட்டில் நாலு கால பூஜை பண்ணி சிவ வழிபாடு பண்ணி கோயிலுக்கு போயிட்டு வந்து தான் அந்த நாளை நாங்கள் நிறைவடைய செய்வோம் இந்த வருஷம்தான் வந்து மகாவிஷ்ணு சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஜூமில் ஃபாலோ பண்ணி அவரோட சேர்ந்து தியானம் பண்ணோம் ரொம்ப தெய்வீகமாக இருந்தது அதுலேயும் அந்த ரெண்டு மணி நேரம் கண்ணை மூடி உட்காந்துட்ருக்கோம் இருந்தோன்றதை நம்பவே முடியல ப்ளஸ் வந்து அந்த ஓம் நம சிவாயான்ற வார்த்தை மூணு விதமான டோனில் அவர் கூட சேர்ந்து சொல்லும்போது ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருந்தது ரொம்ப தெய்வீகமாக இருந்தது அந்த நாளே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது ரொம்ப ரொம்ப நன்றி குருவே சரணம் குருவே சரணம் அனைவருக்கும் வணக்கம் ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற மார்ச் இருபத்தைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மலேசியாவில் இருக்கக்கூடிய ஜோஹர் பாரு ஜேபி சிட்டியில் பரம்பொருள் யோகம் ஒரு நாள் நேரடி வகுப்பு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் விருப்பமுள்ள நபர்கள் தாராளமாக உங்களது பெயரை கீழே உள்ள காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணியோ இல்லை டைரக்ட் கிளாஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்லேயோ உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம் இப்போ நம்ம நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நல்லா இருக்கேன் நல்லா பேசிக்கிட்டே இருக்கேன் டக்குன்னு என் கண்ணு மேலே ஏறி கீழே விழுந்துட்டேன்னு வைங்க செத்துட்டேன்னு சொல்லுவாங்க அதானே சொல்லுவாங்க வந்து பல்ஸ் பிடிச்சி பார்க்குறீங்க நோ கழுத்தை தொட்டு பார்க்குறீங்க நோ இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன்னா எனக்குள்ள ஏதோ ஒன்று இருக்கு அதனால நான் பேசுறேன் எஸ் ஆர் நோ ஏதோ ஒன்று இருக்கு அதனால பேசுறேன் அதுக்கு ஆன்மாவோ என்னமோ ஒன்று வச்சுக்கோங்க நீ பேர்லாம் நீங்க பார்த்து வச்சுக்கிறது தான் இப்போ நான் படார்னு கீழே விழுகிறேன் அப்படின்னா ஏதோ ஒன்று போகுது போகிறதுனால தானே போ இது உயிர் போகுது அதுவும் பாருங்க என்ன சொல்றாங்க உசுறு போச்சு என்ன சொல்றாங்க உயிர் போய் விட்டதான் அதுக்கு அர்த்தம் என்ன உயிர் போயிருச்சுன்னா என்ன அர்த்தம் இருந்தது போயிருச்சு அதான அர்த்தம் வார்த்தையில அதாவது ஞானம் அடைவதற்கு தமிழ் மொழியை விட மிக சிறந்த மொழி உலகத்திலே எதுவும் கிடையாது வார்த்தையை நல்லா கவனிச்சிங்கனாவே எல்லா பொருளும் அதுலயே இருக்கும் உயிர் போயிருச்சான் அப்ப இருந்ததுக்கு பேர் உயிர் போனதுக்கு பேரு உயிர் இப்போ உள்ள இருந்து என்ன ஆப்ரேட் பண்ணதுக்கு பேர் என்ன உயிர் இப்போது அது போயிடுச்சு இதனால எனக்கு பிணம் என்று பெயர் இதனால இதுக்கு எனக்கு என்ன பெயர் இப்போ உடலுக்கு தான் மதிப்பு மரியாதைனா இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் நீங்க செத்து போனதுக்கப்புறம் உங்களை வச்சு கும்பிடணும் உங்கள் அப்பா அம்மா உங்க போனதுக்கிட்டே ஜாலியாக பேசணும் உங்கள் பொண்டாட்டி பிள்ளைங்க உங்கள் போனத்தை பார்த்து பார்த்து சந்தோஷப்படணும் பண்ணுறாங்களா அப்படி ஏதாவது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் இதுதான் உலகம் அப்படி தான் இயங்குது நாளைக்கு நான் சேர்த்தாலும் என் குடும்பம் அப்படி தான் பண்ணும் எஸ்ஆர்னும் அப்போ உடலுக்கு மதிப்பு இருக்கா மதிப்பு இருக்கா ஒவ்வொரு நாளும் பல லட்சம் கோடி செல்கள் உருவாகின்றது ஒவ்வொரு நாளும் பல லட்சம் கோடி செல்கள் அழிகின்றது நேற்று இருந்ததை விட இன்னைக்கு நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா லைட்டாக எங்கேயாவது உடம்புல ஒரு மாற்றம் இருக்கும் நமக்கு தெரியாது இது எப்படி நான் நம்புறது உங்களோட பத்து வயசு ஃபோட்டோவை எடுத்து வச்சு பாருங்க இப்போ இருக்கிற ஃபோட்டோவை எடுத்து வச்சு பாருங்க அதுவும் இதுவும் ஒன்றா அப்போ ஒவ்வொரு நாளும் எனது முகத்திலும் எனது உடலிலும் மாற்றம் என்பது இருந்து கொண்டே இருக்கிறது எஸ் ஆர்னோ அப்போ நம்ம பிறக்கும் போதே தெரிஞ்சு போச்சு சாக போறோம் இந்த வாழ்க்கைக்கு பேரே என்னன்னு வந்து கேட்டீங்கன்னா ஃபெயிலியர் கேம் நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கைக்கு பேர் என்ன ஃபெயிலியர் கேம் ஃபெயிலியர் கேம்னா என்ன நாம் பிறக்கும் போதே நமக்கு இறப்பு என்ற ஒன்று நிர்ணயிக்கப்பட்டு விட்டது அஃப்கோர்ஸ் நம்ம சாக போகிறோம் சரி இந்த சாக போகிறோன்றது தெரிஞ்சு போச்சுல்ல இந்த சாக போகிற வாழ்க்கைக்குள்ள எனக்கு ஏன் இந்த உடல் கொடுக்கப்பட்டது நான் எப்படி வாழணும் இது எங்கே போய் முடிய போகுதுன்ற கேள்வி உங்களுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஞானம் பிறந்துருச்சுன்னு அர்த்தம் இந்த ஞானத்தை நீங்கள் பெறுவதற்காகத்தான் இந்த மனித உடலை எடுத்திருக்கின்றீர்கள் இந்த ஞானத்தை நீங்கள் பெறவில்லை என்றால் மீண்டும் மீண்டும் பிறப்பீர்கள் இது சத்தியமான உண்மை நான் சொன்னா பொய்ன்னு சொல்லுவீங்க நான் வர்ற போற சித்தர்கள் எல்லாருமே பொய் சொல்லிட்டு போவாங்க அந்த இயேசு பிரானு என்ன சொல்றாருன்னா பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பரமபிதாவே அப்படித்தான் சொல்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம் நான் கடவுள் அல்ல என்னை இயக்குவதும் அந்த இறைவன் தான் அப்படின்னு வந்து சொல்றாரு யாரு இயேசுநாதரே அதைத்தான் சொல்றாரு நபிகள் நாயகம் என்ன சொல்றாரு இறைவன் சர்வ வல்லமை படைத்தவன் இறைவன் ஒருவனே அப்படின்னு வந்து சொல்றாரு வள்ளலார் என்ன சொல்றாரு இறைவன் ஒளியாக இருக்கிறான் லைட்டாக இருக்கானா அவன் அருட்பெரும் ஜோதியாக இருக்கிறான் அவன்தான் சகலத்தையும் படைத்து கட்டி ஆண்டு கொண்டிருக்கிறான் ஃபியூயல் இல்லாமல் வண்டி ஓடுமா பெட்ரோல் டீசல்லாம் வண்டி ஓடுமா ஓடாது அப்ப இயக்கம் என்ற ஒன்று இயங்க வேண்டும் என்றால் இயக்குவதற்குண்டான இயங்கு விசை என்ற ஒன்று அவசியம் எஸ்ஆர்னோ இயக்கம் நடக்கணும் அப்படின்னா இயக்கத்திற்குண்டான ஃபியூயல் வேணும் கெப்பாசிட்டி வேணும் எஸ்ஆர்னோ அப்போது இந்த மொத்த உலக இயக்கத்திற்கும் பிரபஞ்ச இயக்கத்திற்கும் மூலப்பொருளாக இருப்பது என்னன்னு வந்து கேட்டீங்கன்னா புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான் இல்லை அணுவும் இல்லை முதல்ல அணு அணுவுக்குள்ளே டீப்பாக போனீங்கன்னா proton electron neutron proton electron நியூட்ரானை அலசி ஆராய்ஞ்சு உடச்சி உள்ளே போனீங்கன்னா என்ன தெரியுமா மிஞ்சும் ஜோதியே மிஞ்சும் ஜோதினா என்ன லைட்டுன்னு அர்த்தம் லைட்டுனா என்ன நெருப்புன்னு அர்த்தம் இதை அருட்பெரும் ஜோதி என்று வள்ளலார் அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டார் என்ன சொல்றாரு அவரோட மகா மந்திரமே என்ன அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அப்படின்னா என்ன அர்த்தம் எல்லாமே இதுதான் எது எவன் ஒருவன் தனிப்பெரும் கருணையாக இருக்க ஆரம்பித்து விடுகிறானோ அவன் அனைவரும் அருட்பெரும் ஜோதி தான் அப்போ ஒருவன் அருட்பெரும் ஜோதி எனக்கூடிய நிலையை அடைய வேண்டும் என்றால் கருணையை கற்றுக்கொள்ள வேண்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு மார்க் வாங்கி சொல்லி கொடுக்காதீங்க ஓப்பனாக சொல்கிறேன் நல்ல மார்க் எடு பைத்தியம் பிடிச்சிடும் அவனுக்கு நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துட்டேன் இருக்கிறதுலே பெஸ்ட் மார்க் வாங்கிட்டேன் காலேஜ் டாப்பர் நான் தான் ஸ்டேட் டாப்பர் நான் தான் ஒருத்தன் பசியோட கண்ணு முன்னாடி போகிறான் அவனுக்கு சோறு வாங்கி கொடுக்கணும்னு தோண மாட்டேங்குது நீங்கள் ரேங்க் எடுத்து என்ன பிரயோஜனம் எங்க நீங்கள் கேட்குறீங்க ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு நல்லா புரிஞ்சுக்குங்க பசியோட ஒருத்தர் இருக்கான் நீங்கள் தான் காலேஜ் டாப்பர் நீங்கள் தான் பெரிய ஆள் உங்கள்கிட்ட இல்லாத சொத்து பொத்து கிடையாது அறிவு கிடையாது எல்லாம் இருக்குது பசியோடு இருக்கிறவனுக்கு சோறு தரல அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் நீங்கள் பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு ஆளாக இருந்து உங்களுக்கு காலேஜ் டாப்பராக இருக்கக்கூடிய ஒருத்தன் பிஹெச்டி படித்த ஒருத்தன் சாப்பாடு கேட்டு வாங்கி தரலைன்னா உங்களுக்கு என்ன தோணும் இவன் என்ன பிஹெச்டி படித்து என்னடா பிரயோஜனம் காலேஜ் இவனுக்கு என்ன சொல்லி கொடுத்துச்சுன்னு தோணுமா தோணாதா நான் ரொம்ப வெளிப்படையாக பேசுகிறேன் நான் மறைச்சு வச்சு பேசலாம் விருப்பம் இல்லை தோணுமா தோணாதா அப்போ ஒரு மனுஷனுக்கு நீங்க மார்க் எடுக்க சொல்லி கொடுக்கணுமா அன்பை கற்றுக் கொடுக்கணுமா எங்க போச்சு அன்பை எங்க நம்ம கத்துக்கிறோம் இப்போ மூணாவது வருஷம் தானே உங்களுக்கு ஃபியூச்சர்ல என்ன நடக்கும்னு சொல்கிறேன் கேளுங்க நீங்கள் போய் உட்காருவீங்க ஒரு ஒரு கம்பெனியில் போய் உட்காருவீங்க டீம் லீடரோ இல்லை மேனேஜரோ எவனோ ஒருத்தர் இருப்பான் அவனுக்கு அன்புன்ற ஒன்று இல்லைன்னு வச்சுக்கோங்க உங்களை போட்டு சக்கையாக புழிஞ்சு எடுப்பான் லீவு கேட்டால் தரமாட்டான் அப்ரைசல் கேட்டால் தரமாட்டான் ப்ரமோஷன் தரமாட்டான் ஏன்னா அவனுக்கு மேலே போயிருவீங்கன்ற விஷயத்தோட உங்களை போட்டு புழிஞ்சு எடுப்பான் ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாயிலேருந்து ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபா சம்பளம் வாங்குறதுக்குள்ள மூளை பிதுங்கி வெளியில் வந்துடும் இது நடக்காதெல்லாம் சொல்ல ஏகப்பட்ட இடத்துல நடந்துகிட்டு இருக்கு அவனுக்கு அன்புன்ற ஒன்று இருந்தது அப்படின்னா உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் நீ இருக்கிற இடத்துல எப்படி இருக்கும் சந்தோஷமா இருப்பீங்களா மாட்டீங்களா இப்போ அவனுக்கு என்ன போதிக்கப்பட்டிருக்கு மார்க்கு தான் முக்கியம் படிப்பு